வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்கிளோட வந்து ட்ரேட் பண்ணோம் ஸோ சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ட்ரேடிங் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்கிளோட பொஷன் எடுத்தோம் இப்போதைக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க வந்து ப்ராஃபிட் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பொஷன் எடுத்தது வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி எடுத்தோம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே கண்டினியூஷனாக எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி பையிங் ட்ரெண்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கேன்ஸ்டிக் கீழே க்ரீன் கலரில் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு ஸோ அந்த க்ரீன் கலரில் வந்துட்டே இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டி லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா crude oil copper zinc gold so என்னுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் என்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் சில்வர் மைக்ரோ சில்வர் மைக்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய கண்டினியூஷனாக எங்களுக்கு இன்றைக்கி பையிங் என்ட்ரி தாங்க வந்துச்சு ஸோ பையிங் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பையிங் என்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக வரல ப்ரீவியஸ் டே கண்டினியூஷனாக ட்ரெண்ட் போயிட்டே இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் எங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிடச்சது பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் தான் வந்து கிடச்சிச்சு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ஆஃப் த டே வரும்போது கரெக்டாக வந்து அந்த பையிங் என்ட்ரி செல்லிங் என்ட்ரியாக மாறிச்சு செல்லிங் என்ட்ரி வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் சில்வரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோவில் செல்லிங் என்ட்ரி எடுத்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்டில் எடுக்காமல் ஒரு கொஞ்சம் தள்ளி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் கான்ட்ராக்டில் வந்து பொஷன் வந்து எடுத்திருக்கோம் அதாவது செல்லிங் வந்து எப்படின்னா மூணு லாட் வந்து எடுத்திருக்கோம் ஸோ சில்வர் மைக்ரோ கான்ட்ராக்டில் த்ரீ கான்ட்ராக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து செல்லிங் வந்து போயிருக்கோம் மூணு லாட் செல் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இப்போ மூணு லாட் பையிங் ஆர்டர் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்கு தான் வந்து ப்ராஃபிட் வந்து போய்கிட்டு இருக்கு so two thousand forty one அந்த ரேஞ்சில் நிற்கிது இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஸோ ஒரு forty four thousand two fifty two fifty வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு ஒரு two thousand five hundred rupees கிட்டக்க எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும் ஸோ இப்போதைக்கு வந்து ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்ட்ரி எடுத்தது காரணம் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்தோம் ஸோ என்ட்ரி எடுத்தது வந்து எங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து two thousand five hundred range வந்து ரீச் அவுட் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து ட்ரெண்டில் இறங்கிக்கிட்டே இருந்தது ஹோல்ட் ஆகிட்டு ரொம்ப நேரம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து மறுபடியும் இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம் அதுவும் இல்லாமல் இப்போ ஈவினிங் மார்க்கெட் வேறு இல்லைன்றதுனால பெட்டர் வந்து பொர்ஷன் கவர் பண்ணிவிட்டு ஸோ வந்த வரைக்கும் ட்ரெண்டை புக் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணனால எங்களால் வந்து two thousand five hundred rupees கிட்டக்க வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி எடுத்தோம் ஸோ அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி